இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் இப்போ உலகம் முழுக்க நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா டெல்லி கலவரம் கிட்டத்தட்ட எழுபது நாளைக்கு மேலே ரொம்ப அமைதியாக போராட்டம் நடந்துட்டு சிஏஓக்கு எதிராக நடந்துட்டு இருந்த போராட்டம் திடீர்னு எப்படி மத கலவரமாக மாற்றப்பட்டுச்சு இங்கே ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் எப்படி ஒரு முனையில் சந்திச்சுக்கிட்டாங்க இந்த சண்டை அப்படின்றது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இரநூறு பேருக்கு மேலே வந்துட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஆயிருக்காங்க பல பேரோட நிலைமை காலக்கடமா இருக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு வெறுமனே இந்த சென்சிட்டிவான விஷயத்த பேசிட்டு நம்ம இங்க வந்து எழுது போயிட முடியாது ஏன்னா அடிச்சிட்டு சாகிற ஹிந்துவும் முஸ்லீமும் நம்மளோட அண்ணன் தம்பிங்க அப்படி இருக்கிறப்போ இந்த கலவரத்துக்கு யார் காரணம் இந்திய ஒருமைப்பாட்டோட நம்ம இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாருமே ஒரு பாகுபாடு இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல எப்படி ஒரு மத கலவரம் இப்படி தூண்டுப்பட்டுச்சு இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க இதுக்கான சக்தி யாரு இதனால யார் ஆதாயம் அடைய போறாங்க அதாவது ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அந்த கூத்தாடி யாரு அப்படின்றதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் பொதுவாக நம்ம குற்றம் சாட்டுற விஷயம் என்ன இங்கே வந்து சிஏஏ வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு இந்த ஆளுங்கட்சி ஏற்பட்ட சட்டத்தில் இந்துக்களுக்கும் சரி முஸ்லீம்களுக்கும் சரி இந்திய மக்களுக்கே வந்துட்டு இது ஒரு எதிரான சட்டம் இந்த சட்டத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் இல்லை இந்த சிஏஏ சட்டம் வந்து இங்கே இருக்கிற இந்தியர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அது ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ இங்கே யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது வெளியில இருந்து வந்து இங்கே யாருக்குமே தெரியாமல் தங்கி இருக்கிறவங்க இங்கே டெரரிசம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஒழிக்கிறதுக்காக இந்த சிஏஏ சட்டம் ஸோ இதில் எந்த ஒரு தவறும் இல்லைன்னு சொல்லி ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் ஆதரவாளர்களும் ஒரு முனையில் சந்திச்சுக்கிட்ட ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு மத கலவமாக மாறி இருக்கு இதை வந்துட்டு தூண்டுனது யாரு இதுக்கு பின்னாடி யார் செயல்பட்டாங்கன்னு நம்ம வெறும் இந்திய அரசியலை மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியலை தான் நாம இப்ப தொடர்ந்து பேச போறோம் சர்வதேச அரசியல் சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது நம்ம கிட்டத்தட்ட நாலு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தேன் ஒரு நாலு வீடியோவில் அதுல எல்லாமே சொல்லப்பட்ட விஷயம் அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் பாப்புலேஷன் இந்த உலகத்தில் வல்லாதிக்கம் மட்டும்தான் வாழ முடியும் சாதாரண மனுஷன் வாழவே முடியாது இவன் வாழ தேவையில்லாதவன் வெறும் வந்துட்டு இது மாதிரி வந்து பூமியோட செல்வங்கள் வளங்கள் அழிக்கப்படுது அதனால இவங்கெல்லாம் வந்துட்டு களை எடுத்துட்டா இங்க இங்கே வந்து இந்த வல்லாதிக்க உலகம் நல்லா வாழலான்றது தான் இவங்களோட எண்ணமாக இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரே நாடு ஒரே மொழி இதை தாண்டி இன்னொரு நீங்க கேள்விப்படாத ஒரு வார்த்தையை இப்போ நான் சொல்றேன் ஒரே உலகம் ஒரே மதம் இதுதான் இந்த வல்லாதிக்கத்தோட எண்ணம் இதுக்கு பின்னாடி யார் இதுக்கு இப்படி செயல்படுறாங்க இதெல்லாம் வந்துட்டு ஏற்கனவே திட்டமிடப்பட்டதா என்ன தம்பி உண்மையிலே சொல்றியா இல்லை சும்மா நீ திரிச்சு பேசுறியா எதுவுமே நான் சொல்லலை எல்லாமே கான்ஸ்பிரசி சதி சதியாலோசனை கோட்பாடு சொல்லப்படுது இது எல்லாமே அரசு சட்டமும் மறந்து மறந்து மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஆனால் எல்லாம் முன்னெடுத்து ஏற்கனவே திட்டமிட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் அடுத்தடுத்து தெளிவாக உங்களுக்கு புரியும் ஒரு விஷயத்த புரிஞ்சு பாருங்க மியான்மர்ல ரகங்கியோ அதே மாதிரி சைனால ஜெர்மன்ல இந்த மாதிரி அமெரிக்காவில் பல இடங்களில் இந்த முஸ்லீம்கள் தாக்கப்படுறதுக்கும் முஸ்லீம்கள் அந்த மாதிரி ஒடுக்கப்படுறதுக்கும் முஸ்லீம்கள் மதமாற்றப்படுறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒரு மதம் அந்த மதத்துக்கான எதிராக பார்க்கப்படுற மதம் இன்னொரு மதம் இந்த மதம் உலகம் முழுக்க எதிராக பார்க்கப்படுது இதுக்கு காரணம் என்னன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த அஜெண்டா ட்ரீட்மெண்ட்ல சொன்ன பாப்புலேஷன் தான் இங்கே ஒரு மதம் மட்டும்தான் வாழணும் முடிவு செஞ்சுட்டாங்க அந்த ஒரு சார் மக்கள் அந்த வல்லாதிக்கம் மட்டும்தான் வாழணும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படி பார்க்கும்போது முதல்ல இவங்களை ஒழிச்சு கட்டிட்டா அடுத்து இருக்கிற சின்ன சின்ன ஸ்கூல் பசங்களாக இருக்காங்க இப்போ ஹிந்துன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்ரீலங்காவில் ஒரு மக்கள் இருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு சிங்கப்பூர் ஒரு மக்கள் இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த பூர்வகுடி மக்களை அழிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் ஏன்னா உலகம் முழுக்க இரண்டாவது பெரிய மதமாக பார்க்கப்படுறது இஸ்லாம் இதை எல்லா நாடுகளையும் ஒழிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அஸ்திரம் தேவைப்படுது இங்கே மத கலவரம் அப்படின்ற அஸ்திரம் அதை தான் இன்னைக்கு நம்ம நாட்டிலேயே ஏவி இருக்காங்க இது தெரியாமல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அதாவது நியூட்ரலாக இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இப்போ பேசுகிற விஷயம் என்னன்னா என்ன அந்த துறக்கணங்க இவ்வளோ திமுறை இவ்வளோ பண்ணிட்டு இருக்கானுங்க ஒருத்தர் அப்படி தான் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டேஜில் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் இந்த மாதிரி ஒரு கையில் வாழையும் ஒரு கையில் குரானையும் எடுத்துட்டு நாங்கள் வந்து இறங்கணும் அப்படின்னா அடுத்த நாளே வந்துட்டு இந்தியா முஸ்லீம் கண்ட்ரியாக மாறின்றோம் அப்படின்னா நம்ம இருக்கு நம்ம சும்மா இருக்கணும் நம்ம மட்டும் பங்கு எழுதக்கூடாதா நமக்கு மட்டும் இந்து மதம் அப்படின்றது நம்மளோட மதம் இல்லையான்னு இந்த தூண்டுதல் எங்கே அது உருவாகுன்றதை எதை பற்றியுமே யோசிக்காம அந்த உணர்வுபூர்வமாக ஒரு ஒரு முன்னெடுப்பை நடத்தினா இதுக்கு பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஹிந்துக்களுக்கு வந்து முஸ்லீம் இவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களும் பேசிட்டு இருக்காங்கன்னு நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க இயக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டாவே நமக்குள்ள இருக்கிற இந்த மத கலவரம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சிருவோம் இங்க நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமா வராது என்னால நான் அடிச்சு சொல்ல முடியும் ஏன்னா இங்க நம்ம இப்பவும் வந்துட்டு அந்த உணர்வுசார் அரசியலை தாண்டி மனித மனம் சார்ந்த அரசியலையும் அறிவு சார்ந்த அரசியலையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ நம்ம இங்கே வந்து இணக்கமான உறவை மட்டும் தான் எதிர்பார்க்குறோமே தவிர இங்கே வந்துட்டு போராட்டத்தையோ நீ முஸ்லீம் நான் இந்து அப்படின்ற ஒரு போராட்டத்தையோ முன்னெடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு யாருக்கும் கிடையாது இருந்தாலும் ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் நடந்தது லாஸ்ட் சாட்டர்டே ஒரு விஷயம் நடக்குது நான் வீட்டில் இருந்து நைட்டு வந்துட்டு கொஞ்சம் இது வெளியே ஹோட்டலுக்கு வந்துட்டு கொஞ்சம் வாங்க போகிறேன் அங்கே இட்லி வாங்கிட்டு நான் ஒரு கடை வந்து வெளியே வரேன் அந்த ஏரியாவில் அந்த கடை தான் கொஞ்சம் பெரிய கடை ஒரு கார் என் பக்கத்தில் வந்து நிற்கிது அந்த காரில் வந்து ஒரு பெரியவர் இறங்கி தம்பி இங்கே பக்கத்தில் நல்ல ஹோட்டல் எங்கே இருக்கும்னு சொல்லி கேட்குறாரு நானும் டீட்டெயில் சொல்லி இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க இந்த நல்ல ஹோட்டல் இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து டிரைவர் சைட்லேருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு பிரதர் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கடை நல்லா இருக்குமா இப்போ நீங்கள் வாங்கினீங்க இந்த கடையில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு நான் நல்லா இருக்கும் பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை குழந்தைங்களா இருக்காங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் குழந்தைங்களுக்காக தான் வாங்கிட்டு போகிறேன் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிட்டு போங்க ஒன்றும் பயப்பட தேவைன்னு சொல்கிறேன் அந்த பெரியவர் வந்து வேகமாக வந்தவர் தம்பி நீ இஸ்லாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு சரியாக புரிய வரல என்னங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி உன் பேர் என்ன அப்படின்னாரு சாரதிங்க அப்படி சொன்னோடனே இல்லை எதுக்காக கேட்டீங்க அப்படின்னு இல்லைப்பா நீ முஸ்லீமான்னு கேட்டாரு என்னங்க சாப்பாடு சொல்கிறதுக்கு முஸ்லீமாங்கிட்ட இல்லை நீ ரெக்கமெண்ட் பண்ணதில்ல நீ ரெக்கமெண்ட் பண்ணது சரியா தப்பான்றதுக்காக தான் கேட்டாரு அப்போது இன்னும் உனக்கு தப்பு பண்ணுவான்ற ஒரு ஒரு மத உணர்வை ஒரு தப்பான எண்ணத்தை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அதில் மூர்க்கத்தனமாக முட்டாளாக நம்ம மாறிடக்கூடாது நான் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்றதை தாண்டி நம்ம எல்லாரும் மனிதன் அப்படின்றத முதல்ல உணரணும் இங்கே மதம் சார்ந்த அரசியலை தூக்கி வச்சுட்டு மனம் சார்ந்த அரசியலை நம்ம செய்யணும் மனம் என்ன சொல்லும் இன்னொரு உயிரை வந்துட்டு தீங்கிழைக்க கூடாது ஒரு உயிரை வதைக்கிறது அப்படின்றது அது மதத்தை தாண்டின ஒரு விஷயம் தான் இங்கே நம்ம எல்லாருமே வந்துட்டு எந்த மதமும் இல்லாமல் மனுஷனாக வாழ்ந்துட்டு இருந்த காலம் தான் ஒவ்வொருத்தர் படையெடுப்புக்கு பின்னாடி தான் ஒவ்வொருத்தராக வந்துட்டு நம்ம மதமாக்கப்பட்டோம் கிறிஸ்டினாவோ ஹிந்துவாவோ முஸ்லீமாவோ நம்ம மாற்றப்பட்டோம் அதுக்கு முன்னாடி இது வந்துட்டு இங்கே இந்தியா ஹிந்து மந்து மக்களாக மட்டும்தான் இருந்தோம் இங்கே ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் இல்லாமல் இருந்துச்சு நான் ட்ராக்கை தாண்டி போயிட்டு இருக்கேன் மாறி போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்தில் சொல்றது புரிஞ்சு நான் ஒரு ஒரு தெளிவாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணுன்றதுக்கு காரணம் என்னென்னா இதையெல்லாம் தாண்டி நம்ம அதாவது நம்ம சொல்கிற இந்திய அரசியலில் நம்ம பண்ணுற இப்போ பிரச்சனையை தாண்டி நமக்கு பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்கவங்க நம்மளை வந்துட்டு சண்டை போட வச்சு அடிச்சுக்க வச்சு இதில் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் நான் நான் முதலே சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போது அவங்களுக்கு பெருவாரியாக இருக்கிற மக்கள் இவங்களை ஒழிச்சிட்டா அப்படின்னா அடுத்தது உங்க ரெண்டு பேரும் சண்டை போட விடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவில் வந்துட்டு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஹிந்துஸும் மைனாரிட்டி சொல்லப்படுற முஸ்லீம்ஸும் தாக்கிவிட்டோம் சண்டை போட விட்டோம் அப்படின்னா இங்கே மைனாரிட்டி பீப்புள் ஒன்று அழிஞ்சிருவாங்க இல்லை மெஜாரிட்டி பீப்புள் மேக்ஸிமம் அழிஞ்சிருவாங்க அப்போ அவங்களுக்கு அடுத்தது மீதி இருக்கிற யாரோ அவங்கள அழிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் ஸோ இவங்களோட பிரச்சனையை இவங்களோட இவங்களோட ஆயுதத்தை அஸ்திரத்தை கையில் எடுத்து இங்கே பாதி பேர்த்த ஈஸியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது இருக்கிறவங்கள இவங்களே காலி பண்ணிடுவாங்க இதுதான் இப்போ நடக்க போகுது இந்த அஜெண்டா டுவெண்ட்டி ஒன் டீபாப்புலேஷன்றது இந்த மாதிரி தான் மறைமுகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி இங்கே இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை நடக்கல பல நாடுகளில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இங்கே ஒரு பயலாவது வாயத்தாளன்றதை நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க அதாவது மற்ற கண்ட்ரிஸ் கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஒரு மத கலவரம் நடந்துட்டு இருக்கு எப்படி நடக்கலாம் ஒரு அமைதியான நாட்டில் இந்தியாவில இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கூடாதுல்ல அந்த மாதிரி யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒன் வேர்ல்டு ஒன் ரிலிஜியன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும்